ஒரு நாடு தன்னோட மக்கள் மேலேயே ஒரு பயோ ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து மாபாவாங்காவோட ப்ரெடிக்ஷன் ஒரு கிருமியை பரப்பி விடும் அப்படிங்கிறது தான் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியை தான் வந்து கொஞ்சம் லேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குன்னு தெரியல ஏன்னா நான் எதை பற்றி பேசுகிறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியே சைனா அங்கேருந்து முறைக்கிற மாதிரி இருக்குது இல்லை அண்ணே இல்லைண்ணே உங்களை இல்லைண்ணே hang on it's not over yet any catch my point it's nice no